நற்றிணையின் வெற்றிப்படிகள் நற்றினையின் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சிக்காக மாணவர்கள் நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அனுப்பியிருந்தாங்க நம்ம கொரோனா பீரியட் இருந்ததுனால எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் வெப்சைட் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதனுடைய ஒரிஜினல் காப்பியெல்லாம் அனுப்பி வைங்க பார்த்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்காக இப்போ ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் வந்து அந்த மாணவர்கள் வரைஞ்ச ஓவியங்களெல்லாம் ஒரு கவரில் போட்டு அனுப்பியிருக்கிறாரு எந்த ஊர்லேருந்து யார் அனுப்பியிருக்கிறா அப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரம் பி ஸ்ரீனிவாசன் ஆசிரியர் ஊகோ நடுநிலைப்பள்ளி பெரிய வரிகம் துத்திப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் அங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க வந்துச்சு இந்த அடுத்து என்ன வழி நடக்குது வா வா வா சூப்பர் பென்சில் ட்ராயிங் சூப்பராக இருக்குது சட்டையும் கப்பா ஒரு பெரிய தர்ஷனி அழகாக வரைஞ்சிருக்கிறாங்களே வெரி குட் அடுத்து ஹரிகரம் ஓகே கொரோனா வைரஸ் அப்படிங்கப்பா சூப்பர் கொரோனா வாவ் பாருங்க பீகாக் கலங்கிப்பட்டாங்களே மயில் என்ன அழகாக இருக்குது இங்கே பாருங்க ஒரு மாடு ஒரிஜினலாகவே பேணிச்சிக்கிட்டு இருக்குது அப்படியே அப்பா அடாடாடா அந்த மரத்தை பாருங்க என்னம்மா பூத்து குலுங்குது பூ மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லாமே இருக்குது ஆ இங்கே பாருங்க ஒரு புறா என்னமா பறந்து வருது அட்டை அட்டே அப்படியே கப்பா பச்சை பசுன்னு ஒரு ட்ராயிங் இருக்கு ஆ கலர்ஃபுல் கலர்ஃபுல் சூப்பர் வீடு இங்கே பாருப்பா பகத்சிங் அருமையான ஒரு பென்சில் ட்ராயிங் அடுத்து ஒரு வீடு ஒரு மரம் அடுத்து ஒரு வீடு ஒரு மரம் அடுத்து ஒரு வீடு ஒரு மரம் எல்லா வீட்லையும் எல்லா மரம் வச்சுருக்குறாங்க ஆட்டா டாடா எல்லாரும் கலைச்சிருக்காங்க பாருங்க சார் இங்கே போகிறங்கப்பா ஒரு நாய்க்குட்டி நாய்க்குட்டியாக பூனைக்குட்டியாக போகுது நல்லா வந்துருக்குது மை இந்தியா மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இப்போ சீனிவாசனையை அனுப்பியிருக்கக்கூடிய இந்த ஓவியங்களுடைய மாணவர்களுடைய பெயர் பட்டியல் அவர்களுடைய பதிவு எத்தனையாவது பதிவாக நற்றினை இணையதளத்தில் வெளியாகி இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டியலை குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து நம்ம ஓவியங்களை எடுத்து பழைய ஓவியங்களை எடுத்துகிட்டு இந்த புது ஓவியங்களை அதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கிறது அதனால் மாணவர்கள் தங்களுடைய ஓவியங்களை அனுப்பும் பொழுது ஓவியத்தின் பின்புறத்தில் உங்களுடைய ஓவியம் எத்தனையாவது பதிவாக இணையதளத்தில் வெளியாகியிருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா பழைய பதிவை எடுத்துகிட்டு இந்த புதிய ஓவியங்களை அதில் பதிவிடுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் மாணவர்களுடைய ஓவியங்கள் நற்றினை அறக்கட்டளைக்கு இதுபோல் வந்து கிடைத்த பிறகு உங்களுக்கான பாராட்டு சான்றிதழும் பரிசுகளும் தபால் வழியாக அனுப்பி வைக்கப்படும் நன்றி உறவுகளை வணக்கம் வெற்றிப்படிகள்